பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள் ஞானி தவ திரு சிவானந்த மகராஜ் அவர்களே வரவேற்பவருடைய தம்பி சி கரியவர்களே சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களுக்கு நல்ல முறையிலே பயிற்றுவித்த ஆசிரியவர்களே சிறப்புரையாற்று வருகை தந்திருக்கும் doctor S Chidambaram S Vallinayam Pillai E Kolappan செந்தில்குமார் காளியப்பன் கார்த்திக் விஸ்வசிந்து பிரசித்து சிவானந்த மகாராஜ் சிவ ஐயப்பன் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் வணக்கத்தையும் குறித்து சொல்லிக்கொள்கிறேன் பெரியவர்களை தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்திய நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா இன்று பாரதம் முழுவதும் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது விழா என்பது விழை என்ற சொல்லின் அடியாக பிறந்த முதுநிலை தெரிந்த தொழில் பெயராகும் விழா விழைவு என்பது விருப்பம் என்பது பொருளாகும் நாமே விரும்பி நடத்துகின்ற நிகழ்வுகளுக்குத்தான் விழா என்று பெயர் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் நாமவே விரும்பி நடத்தப்படுகின்ற விழாவிற்கு நிகழ்வுகளுக்கு விழா என்று பெயர் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எதற்காக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய மனதையும் உடலையும் புதுப்பித்துக் கொள்வதற்காக மகாகவி பாரதியார் சொல்லுவார் இன்று நாம் புதிதாக பிறந்தோம் என்று அதே போல நாமும் இந்த நாட்டினை நாட்டு பற்றி வளர்த்துக் கொள்வோம் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தியாகிகளை பற்றி நன்றியாக நன்றியினை தெரிவித்து தெரிவித்துக் கொள்ளவும் நாம் பெற்றுத் தந்த சுதந்திரத்தை பேணி காப்பதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டுதோறும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாட்டை மீட்க ஒரு ரணகட சூழலையும் நல்லாட்சி அமைக்க நல்ல பல கலைமாணர்களையும் அறவழிப்படுத்த நல்ல பல அறவாளர்களையும் ஒரு நாடு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஏக காலத்தில் எந்த நாடும் எந்த மூவரையும் பெற்றிருக்க முடியாது ஒரு தலைமுறையிலே ஒரு வீரன் தோன்றி விடுதலை வாங்கி தருவான் இன்னொரு தலைமுறையிலே ஒரு நல்ல கலைவாணன் ஆட்சி கட்டில் ஏறி நல்ல ஆட்சி தெரிவான் மற்றொரு தலைமுறையிலே அரவாணர்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துவார்கள் ஆனால் இதற்கு விதிவிலக்காக இந்திய நாட்டில் மட்டும் இந்த மூவொரு ஓர் உருவாக திகழ்ந்து ஒரு மனிதர் தோன்றினார் அவர் யார் தெரியுமா நாம் எல்லோரும் அரை நிறவான பக்கரி அரையாடை மனிதன் என்றெல்லாம் ஏகடியும் பேசுவோமே அந்த காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று பேசியவர் யார் தெரியுமா பிற நாட்டு பேரறிஞர் என்று போடப்படுகின்ற ஷா அந்நிய நாட்டில் பிறந்த ஒருவர் கூட நம் நாட்டு விடுதலைக்காக உழைத்த நல்லவரை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு எப்பொழுதுமே அவரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய விடுதலை வீரர்களை சிந்தித்து அவர்களை போற்றி புகழ்வது நமது கடப்பாடு காந்திஜி மட்டுமல்ல நேதாஜி பாபுசி சவார்கார் போன்ற எண்ணற்ற வெளிச்சம் படாத வேர்களாக பல பேர்கள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தந்திருக்கின்றார்கள் வாபூசி இவர்கள் சாதாரணமாக ஆறு மாதம் மூன்று மாதம் என்று சிறைக்கு சென்று வருபவர்களும் உண்டு போராட்ட காலத்திலே போராட்ட காலத்திலே சிறையில் இருந்து காவியம் பிடித்தவர்களும் உண்டு கடிதம் கடிதம் எழுதி காலத்தை கடித்தவர்களும் உண்டு ஆனால் நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனை பெற்று சொல்லொன்னா துயரத்தை வைத்த வாவுசியை நாம் என்று மறந்துவிட முடியாது வீரச்சவாக்கர் ஐம்பது ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றவர் இந்த நேதா இந்த வாவுசி அவர்கள் முதலிலே சிறைச்சாலைக்கு அழைத்து சென்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை செக்கல் ஒரு கோழிப்பை தக்கின்ற துருப்பிடி ஒரு மகா பெரிய ஒரு இயந்திரம் அதை கையாலேயே சுழற்ற செய்வார்கள் அவர் வெறும் கையாலே சுழற்றி சுழற்றி கைகளெல்லாம் கீறப்பட்டு கையெல்லாம் ரணகலமாகிவிட்டது அவருக்கு பரிந்து பேசிய மற்ற சிறையருடைய உள்ள சிறைக்கு அவர்களையும் அடிப்பட்டு மிதிப்பட்டு இவருக்கு யாரும் பரிந்து பேசக்கூடாது என்று வெள்ளையர் அடக்குமுறை அமைத்து விட்டான் கடைசியில் கை கொண்டு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் தான் அவரை மாடுகளுக்கு வேண்டிய சேர்க்கை மனிதர்களுக்கு வைத்தார்கள் அவருக்கு உண்ண உணவு இதை கொடுத்தார்கள் என்று சொன்னால் புழுக்கள் எழுகின்ற புளித்த கூழ் கொடுத்தார்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர் கூட அவர் பரம்பரையே வழக்கறிஞர் அவர் தந்தையும் மிகப்பெரிய வழக்கறிஞர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒத்துழைமையா இயக்கத்திலே தூத்துக்குடி துறைமுகத்தில் வேலை செய்த தொழிலாளர்களையும் ஆங்கில கம்பெனியில் வேலை செய்த தொழிலாளர்களையும் நீங்கள் அந்நியனுக்கு அடிபணிந்து வேலை செய்யக்கூடாது நாம் ஒத்துழையாம இயக்க நடத்த வேண்டும் என்று அறிவுரை சொன்னார் அதற்கு அவர்கள் நாங்கள் ஒத்துழையாம இயக்கத்தில் ஈடுபட்ட நாங்கள் உண்ணுவதற்கு என்ன செய்வதற்கு என்று கேட்டபொழுது உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு நான் உணவிடுகிறேன் என்று சொல்லி ஏறக்கூடிய முன்னூறு நபர்களுக்கு நாள் முழுவதும் மூன்று வேளை உணவு கொடுத்தார் அதனால் அவருடைய சம்பாதித்திருந்த பொருளெல்லாம் சிதைந்து விட்டது மாற அது மட்டுமல்ல ஆங்கில கிழக்கிந்த கம்பெனிக்கு எதிராக தான் ஒரு கப்பலை பல பேரிடம் என்று இறந்து காசுகளை பெற்று அவர் ஒரு கப்பலை நடத்தினார் அந்த கப்பல் அவர் விட்டதும் ஆங்கிலேயர் என்ன சொன்னார் அவருடைய பயண செலவை பாதிக்கு மேலாக குறைத்து விட்டான் அதான் நம்முள்ள அனைவரும் அந்த கப்பலில் ஏறுறார் தர வாவூசியுடைய கப்பலில் யார் யாரும் தயாராக இல்லை எவ்வளவோ எடுத்து சொல்லி யாரும் அதற்கு தயாராக இல்லை கப்பல் தொழிலும் அவர் மிகப்பெரிய நஷ்டம் இப்படிப்பட்ட ஒரு மகான் அவரை பற்றி நாம் எந்த காலத்தில் நினைத்து பார்க்கின்றோமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் நாம் முன்னே அம்மை சொன்னது மாதிரி வெளிச்சம் படாத வீரர்களாக எத்தனை எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மண்ணிற்காக தங்களை தியாகம் செய்து கொள்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வேல்ஸ் என்னும் ஒரு கர்னல் எழுபத்தி ஆறு பேரை தூத்துக்குடி துறமையத்திலிருந்து பினாங்கு கிழக்கு பினாங்கு என்ற தேசத்திற்கு அனுப்பி நாடு கடத்தி விட்டான் அதிலே சிவகங்கையினுடைய கடைசி மன்னனாகிய காரியத்தேவர் ராமநாதபுரத்தை ஜெகநாத ஐயர் ஒரு பதினேழு வயதான துரைசாமி என்ற ஒரு மாணவனும் உண்டு பதினைந்து ஆண்டு காலம் கழித்து இந்த வேல் சா பினாங்குக்கு செல்கிறான் அந்த பினாந்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் பாதி பேர்கள் மடிந்து விட்டார்கள் ஏனென்றால் உயிரை குடிக்கின்ற அட்டைகள் உயிரை குடிக்கின்ற கொசுக்கள் நிறைந்த தனி காடு அது அதிலே பல பேர் இழந்து விட்டார்கள் மற்றவர்கள் சொல்லுவதற்கு அறிய ஒரு விசித்திரமான நோய்களால் ஆள்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த வேல்ஸ் துறை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பினாந்துக்கு சென்ற பொழுது ஒரு தண்டு ஊன்றிய ஒரு தடந்த கோணத்துடன் முதுமை பருவத்திலே சேர்ந்து ஒருவர் முதியவர் அவரை பார்க்க வருகிறார் அவரை பார்த்தவர் யார் நீங்கள் என்ன வயது என்ன வேண்டும் வயோதிகரை என்று வேல்ஸ் கேட்கிறாங்க அப்பொழுது அந்த சிறுவன் அந்த ஆள் சொல்கிறார் என்னை தெரியவில்லையா வேல்ஸ் நான் தான் உன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னால் என்னென்ன சொந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டவன் இன்று இந்த விசித்திர நோயால் ஆள்பட்டு எனக்கு முப்பது வயதிலேயே முன்னூறு வயது உடைய முதுமையை பெற்றிருக்கின்றேன் நீ சீப்பையை ஒழித்து வைத்துக் கொண்டு கல்யாணத்தை நிறுத்துவதை போல என் போன்றவர்களாக நாட்டை விட்டு அனுப்பிவிட்டு நீ கோலாகலமா கொண்டாட என்றிருக்கிறான் இல்லை நிச்சயமாக என் நாடு விடுதலை அடைந்தே தீரும் என்று கூறினானாம் அவன் யார் தெரியுமா அந்த பதினைந்து வயது சிறுவன் சின்னமருவனுடைய சின்ன பையன் யாருக்கு தெரியும் இவர்களெல்லாம் பற்றி வங்காதேசத்திலே குர்மிதயம் என்ற இடத்திலே குருதாஸ் போஸ் என்ற ஒரு பையன் பத்து பதிமூன்று வயது இருக்கும் அவர் அரவிந்தருடைய அறிவுரைகளையும் சகோதரி நிபாதருடைய அறிவுரைகளையும் கேட்டு பகவத் கீதையை பற்றி பல முறை பெரியவர்களுடன் தெரிந்து கொண்டு நாட்டு பற்றும் கடவுள் பற்றும் மிகுந்து காணப்பட்டான் அவன் பதிமூணு பதினாலு வயசிலே குண்டுகள் தயாரித்து இந்த ஆங்கிலேயர் மேலில் எரியவும் அவன் செயல்பட்டான் தன் நண்பர்களை சேர்ந்து கொண்டு அப்பொழுது கிங்ஸ் என்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொடுமையான தண்டனையை இந்தியர்களுக்கு அளித்து வந்தார் அவர் அவரை அழிக்க வேண்டும் என்று கருதி கொண்ட இந்த குருதாஸ் போஸ் அவர் வருகின்ற வழியிலே காத்திருந்து அவர் வரும் கார் இந்த காரில் தான் வருவார் என்பதை தெரிந்து கொண்டு தான் குண் தானே தயாரித்த குண்டுகளை தூக்கி அந்த காரின் மீது அறிந்து விடுகிறான் காரில் பட்டு கார் நாசமாகி அவர் காரில் இருந்த அத்தனை பேர்களும் இறந்து விடுகிறார்கள் பிறகுதான் தெரிந்தது அதில் கிங்ஸ் வரவில்லை பிராங்க்லின் என்ற வழக்குறிஞருடைய மனைவியும் மக்களும் வந்திருக்கிறார்கள் என்று அந்த சிறுவன் என்ன செய்ய தெரியுமா அவனுடைய உள்ள நாவால் துடித்தது அப்பாவுகளை கொண்டு விட்டோமே என்று எண்ணி கவலைப்பட்டு நேரே தானே சென்று அதிகாரிடம் சரணடைந்து விட்டார் அவனை தூக்கில் ஏற்றினார்கள் தூக்கில் எடுத்து தாய்க்கு ஒரு கடிதம் எடுக்கின்றான் தாயை முடிவாக எனக்கு விடை கொடு நான் மீண்டும் என் சித்தியின் வயிற்றிலே கருவாக பிறப்பேன் அவன் சித்தி அப்பொழுது கருவாய் தந்திருக்கிறாள் இருப்பேன் அப்பொழுது நான் தான் வந்து பிறந்திருக்கிறேன் என்பது அவனுடைய கழுத்தை பாருங்கள் தூக்கு கயிற்றுடைய சுவடு தெரியும் என்று சொல்லிவிட்டு சிரித்த முத்தோடு ஊருக்கு ஏறி நின்றான் இப்படி எண்ணற்ற பெரியவர்கள் நம் நாட்டிற்காக உழைத்து நம்ம உடல் உள்ளம் ஆன்மா அத்தனையும் இழந்தார்கள் அந்த அத்தனை பேருடைய உழைப்பு வீணாகக்கூடாது நாம் அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் அதற்கு நம்மிடம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்மளுடைய ஒற்றுமை நான் என்ற அகங்காரம் நமது என்ற சுயநலம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகமை பாராட்டுவது போட்டி பொறாமை இந்த விதமான குணங்களால் நாம் ஒற்றுமை இழந்து காணப்படுகின்றோம் இந்த ஒற்றுமை இன்னுமே காரணமாகவே நம்முடைய நாடு நடைபெற சிறைப்பட்டது அடிமைப்பட்டது இனி வருங்காலத்தில் ஆவது நம்முடைய ஒற்றுமை பண்பினை காட்டி நம் நாட்டையும் பாதுகாப்போம் வாழ்க நாடு வாழ்க பாரதம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்